வணக்கம் சிக்னல் ஜென்ரேட்டர் இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா என்ன பாயிண்டில் பண்ணால் டார்கெட் என்னென்னு எதிர்பார்க்கலாம் ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு லைவ் மார்க்கெட்லேயே கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் so previous day Jan twenty seventh natural gas video yesterday upload பண்ணியிருந்தோம் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஜான் டுவெண்ட்டி எய்த் இப்போ நேச்சுரல் கேஸில் என்ன நடந்துச்சுன்ட்டு பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் மினிட் டைம் ஃப்ரேமில் தான் வந்து காட்டணும் ஸோ இது ஒன் மினிட்டில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குயிக் குயிக்காக உங்களுக்கு என்ட்ரிஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அடுத்தடுத்த என்ட்ரியில் நீங்கள் அடுத்தடுத்து டார்கெட்ஸ் எய்ம் பண்ணி போயிட்டே இருக்கலாம் நீங்கள் ஃபைவ் மினிட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் யூஸ் பண்ணல ஒரு பாயிண்ட் வரைக்கும் டார்கெட் எதிர்பார்க்கலாம் ஒன் மினிட்டுங்கிற பாயிண்ட் ஃபிஃப்டி ஸோ அந்த மாதிரிக்கு தான் வந்து உங்களால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் ஏன்னா இதில் உங்களுக்கு வந்து ஒன் மினிட்டில் நிறையா என்ட்ரிஸ் கிடைக்கும் ஃபைவ் மினிட்ல என்ட்ரிஸ் கம்மியாக கிடைக்கும் ஸோ அதான் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸாக வந்து இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம இன்னைக்குன்னில் நிறையா நாள் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் நிஃப்டி பேங்க் நிஃப்டின்ட்டு நிறையா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பார்க்கணுன்னா channel name NSC commodity heated அதில் போனீங்கன்னா உங்களால் செக் பண்ணி பார்க்க முடியும் இப்போ ஜான் டுவெண்ட்டி எயிட் என்ன நடந்துச்சு நேஷனல் கேஸ்லன்னு பார்க்கலாம் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டே ஜென்ரேட் ஆன கால் அப்படியே ஃபினிஷ் ஆகிட்டு இன்றைக்கி ஃப்ரெஷ் கால் பார்த்தீங்க அப்படின்னா buy call one ninety seven ஃபார்ட்டியில் வந்து வந்திருக்கு ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா டென் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு வந்திருக்கு ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா ஒன் நைன்ட்டி எயிட் டுவெண்ட்டி வரைக்கும் ரைஸ் ஆகிருக்கு ஸோ இதில் நம்மளால் ஒரு பாயிண்ட் ஃபிஃப்டி ப்ராஃபிட் புக் பண்ண முடியும் ஸோ அடுத்த கால் பார்த்தீங்கன்னா லெவன் ஃபிஃப்டிக்கு வந்திருக்கு sell call one ninety six நைன்ட்டியில் நெக்ஸ்ட் கேண்டிலே பிரேக் அவுட் ஆகிட்டு இறங்கியிருக்கு ஸோ இது பார்த்திங்கனாலும் நல்ல டவுனில் இறங்கியிருக்கு ஸோ நைன்ட்டி த்ரீ வரைக்கும் டவுன் வந்திருக்கு இதில் மார்க்கெட்டுடைய மூமெண்ட் கொஞ்சம் ஸ்பீட் எடுத்தோன்னா இன்னும் நல்லா ப்ராஃபிட் வந்து கிடைக்கிது அதுக்கடுத்து ஒன் நைன்ட்டி ஃபோர் டெனில் ப்ராஃபிட் என்ட்ரி வந்திருக்கு நைன்ட்டி ஃபோர் செவன்ட்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆகிருக்கு இது உங்களுக்கு ஒரு குயிக் ட்ரேடாக வந்து இருந்திருக்கும் ஸோ இதை மிஸ் பண்ணாலும் நெக்ஸ்ட் கால் வந்து போகலாம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கால்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து பை பண்ணலான்னா க்ரீன் செல் பண்ணலான்னா ரெட்டு இது டோ two forty two fifty five இந்த மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் ஒன் கால் மிஸ் பண்ணாலும் நெக்ஸ்ட் கால் வந்து நம்ம போயிட்டே இருக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பைங் கால் வந்தது அடுத்து பார்த்தீங்கன்னா செல்